hi this is me Raju this me talking to this me so இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மாதிரி என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஸ்கின் கேர் அன்னோன் ஃபேக்ட்ஸ் இதை பற்றியே நம்ம சேனலில் போட்டுருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் பற்றி நான் போட போகிறேன் ஸோ ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ என்ன ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டெக் சேனல் மாதிரி நான் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு கஸ்டமர் என்ன ரிவ்யூ பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி நான் ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ என்ன ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே படம் வாங்க காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது காலத்தை நீ மாற்று கரையேறி முன்னேறு நிமிடத்தில் துணிந்து செல் தொடங்குதில் யுகம் நடத்திடு நினைப்புதான் நம்ம சேனலில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணதில்லை பட் ஸ்டில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டூ டேஸ் பிஃபோர் நான் வாங்கினேன் ஸோ இந்த போட் ஹெட்செட்டை பற்றி அன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ ஆமாம் இந்த மாடல் வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் த்ரீ செவன்ட்டி இந்த model so triple nine rupees so thousand rupees ரவுண்டாக அவங்களுக்கு ஸோ ஆஃபர் கோட் கூட வச்சுருக்காங்க ஸோ கூப்பன் கோடு ஸோ அவங்க வெப்சைட்லேயே இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஹெட்செட்டு நான் யூஸ் பண்ணால் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் சார்ஜில் கனெக்ட் சார்ஜில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது கூட யூஸ் பண்ணலாம் அப்புறம் சார்ஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு seven hours seven to eight hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சார்ஜிங் வந்து நின்றது ஸோ நான் படம் பார்த்தேன் அப்புறம் ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணேன் ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரே நாள் ஃபுல்லாக காலைல ஒரு பத்து மணிக்கு நான் போட்டேன் ஸோ பத்து மணிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் அந்த ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாவே வந்துட்டு ஒரு பேக்கப் இருந்தது பவர் ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இயர்ஃபோன் அந்த three point five MM jack pin கூட கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி கூட ஒரு நார்மல் ஹெட்செட் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே வந்துட்டு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது ப்ளே அண்ட் பாஸு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மூணு பட்டன்ஸும் வந்துட்டு ஒர்க் ஆகுது ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக்கில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்து உங்களால் பண்ண முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அந்த ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் ஹாலில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் நின்று கேட்டுட்டு இருந்தேன் ஒரு பாட்டு போட்டுட்டு ஸோ நல்லா ஒரு ஃபுல் சவுண்டு எந்த ஒரு பஃபரிங்கும் இல்லை எதுவுமே இல்லை ஸோ கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸ் தாண்டி போகும்போது எனக்கு அதுவே வந்துட்டு ஒரு சின்ன பீப் சவுண்ட் மாதிரி கொடுத்துட்டு கட் ஆயிடுச்சு ஸோ அடுத்தது திரும்ப நான் கொஞ்சம் அதே அந்த மீட்டருக்குள்ளே வந்த உடனே திரும்ப அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடுச்சு ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது ப்ளஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுக்குது எனக்கு அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸு அப்புறம் அந்த சவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெ வெளியே இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கேன்சலேஷன் ஆகுது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு யூஸ்வலாக வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து ஸோ அதோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் தான் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்துட்டு பேக் பண்ணாங்க ஸோ இதில் தான் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதில் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு three point five M jack கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு வாரண்டி கார்டு ஒரு யூசர் மேனுவல் ஒரு பில்லு இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்செட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ளஸ் எனக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா அக்யூரன்சி நல்லா நல்லாவே இருக்குது என்னோடய ஆஃபீஸ் மீட்டிங்கில் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணேன் ஸோ அந்த வீடியோ மீட்டிங்கில் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணேன் ஸோ ரொம்பவே நல்லாவே கேட்டிருக்கு அவங்களுக்கும் வந்து கேட்டிருக்கு ஸோ எந்த ஒரு நாய்ஸும் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இந்த என்வரான்மெண்ட் சவுண்டு எதுவுமே வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலை ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான அக்யூரசி இதில் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் ருபீஸுக்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ஹெட்செட்டு ஸோ என்ன மாதிரி பசங்களுக்குலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஹெட்செட் இருந்தால் போதுங்க ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு அதுவும் நல்லா இந்த மாதிரியான ஒரு பூம் ஹெட்செட்டு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது ப்ளஸ் இதை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் இதில் அவங்களுடைய இந்த ஸ்பான்ஸ் குவாலிட்டி அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பட் நான் எதிர்பார்க்கல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் கிடைக்காது லோக்கலாக தான் இருக்கும் ஏதாச்சும் சைனா பீஸ் தான் பார்க்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு அன்னோன் பிராண்ட் சீட் அன்னோன் பிராண்ட்ஸோட ஹெட்செட்டை நம்ம எடுக்கணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் பட் நான் எதார்த்தமாக சரி போட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோட வெப்சைட்டில் போயிட்டு நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் இதே ஹெட்செட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ போய் பாருங்கள் ஸோ உண்மையிலேயே ட்ரிபிள் நைனுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டை ஸோ மூணு கலரில் கொடுக்குறாங்க ஸோ நான் லிங்க் போடுறேன் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு ப்ளூடூத் ஹெட்செட் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை நீங்களே கூட பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஹெட்செட் அவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சார்ஜே நான் போடலை நைட்டு ஒரே ஒரு தடவை தான் போட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகிடுச்சு நான் திரும்ப சார்ஜ் போடுறேன் பட் எனக்கு ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்துட்டு சார்ஜிங் நிற்கிது அப்புறம் நல்லாவே ப்ளூடூத் அக்யூரசி இருக்குது நல்ல பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ரொம்ப வந்து இந்த மொட்டமான பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு அவங்க ஒன்றும் போடல ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த ஸ்பான்ஸு நம்ம காதுக்கு வந்து இந்த பெயின்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு வரல மேபி யாருக்காச்சும் பெயின் வரலாம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்துங்க அந்த ப்ராடக்ட்டு ஸோ ஃபைவ் ரேட்டிங்க்கு ஒரு ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வீடியோஸ் வா இந்த ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா ரிவ்யூஸ் நீங்கள் என் சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க பாய்